வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பினார் வாட்ஸ்அப்பில் அவர் என்ன சொன்னாருன்னா நான் சினிமாலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி படிப்படியாக குறைச்சி நான் அதிலிருந்து முழுமையாக வெளியில் வந்துட்டேன் ஆனால் மீண்டும் இப்போ எனக்கு அந்த பழக்கம் வந்து விட்டது அப்படின்னாரு நான் உடனே கேட்டேன் என்னங்க காரணம் எப்படி அது மீண்டும் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு படம் வெளியானது எங்கே போனாலும் அந்த படம் பற்றிய பேச்சு தான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை ட்ராவல் பண்ணுற டைமில் பஸ்ஸு ட்ரெயின் எங்கே இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த படத்தை பற்றி தான் பேசுகிறாங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க இந்த படம் பார்த்துட்டிங்களா அந்த படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க படம் பார்த்தவங்க அது சம்மந்தமாக பேசுகிறாங்க அப்போ எனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அந்த படமும் பார்க்கல படம் பார்க்குற விருப்பமும் இல்லை அதனால் எனக்கு ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ இது தொடர்ந்து ஒரு சில நாட்கள் பரபரப்பு டிவியிலும் அந்த படம் சம்பந்தமான விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு எனவே எனக்கு வந்து வேறு வழியே தெரியல அதுக்கப்புறம் இந்த படம் நான் பார்த்துட்டேன் அந்த படம் பார்க்க ஆரம்பித்ததுனால ஒரு படம் பார்த்ததுனால மீண்டும் அந்த படம் பார்க்கும் பழக்கம் மீண்டும் வந்து விட்டது தொடர்ந்து படங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து படம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணாலும் கூட இந்த சமுதாயம் என்னை வந்து அதுக்குள்ளே தள்ளி விடுது நான் எப்படிங்க இதை கையாளுறது அப்படின்னு நான் கேட்டார் அவருக்கு சொன்ன பதிலை உங்களுக்கும் நான் சொல்ல போகிறேங்க அதாவது இப்போ யாராவது வந்து அந்த படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் பார்க்கல எனக்கு வந்து படம் பார்ப்பதில் விருப்பம் இல்லை அதனால் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறதில்ல என்ன ஒரு தயக்கம் இருக்கின்றது அதில் என்ன ஒரு கூச்ச சுபாவம் இருக்கின்றது எதுக்கு அதுக்கு ஏன் நம்ம கூச்சப்பட வேண்டும் இல்லை இது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதில் நாம் ஏன் ஒரு வெட்கப்பட வேண்டும் அதுதான் உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் கேட்கின்ற ஒரு கேள்வி பிறர் வந்து நம்மளை ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அதை பார்க்க வைப்பதற்கு நீங்கள் ஏன் அனுமதி தரீங்க அது பார்க்காததுனால நாம் ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல் நீங்கள் ஏன் உணர்றீங்க அந்த உணர்வை மற்றவங்க உங்களுக்கு தருவதற்கு நீங்கள் ஏன் அந்த அனுமதியை தருகின்றீர்கள் அதனெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும்னா ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் அந்த விஷயங்களை செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வேற ஒருத்தர் அல்லது பல மக்கள் அதிலிருந்து உங்களை வெளியில் வர வைப்பதற்கு நீங்கள் ஏன் அனுமதி தரீங்க நீங்கள் தானே முடிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் பிறர் வற்புறுத்தி நீங்கள் பார்ப்பதில் என்ன ஒரு நியாயம் இருக்கின்றது நல்லா யோசித்து பார்க்கணும் இன்னொன்று படம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுனால என்ன இப்போ ஆகிடப்போகுது அதில் என்ன அவமானம் ஏற்பட்டு விட போகின்றது அதன் மூலமாக ஒரு சில நண்பர்கள் விலகி போனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட போகின்றது இதெல்லாம் நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது யாராவது உங்ககிட்ட வந்து அந்த படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் படம் பார்க்கல நான் படங்கள் பார்ப்பதில்லை அப்படின்னு மன அமைதியாக தைரியமாக உங்களால் சொல்ல முடியும் சரிங்களா இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரங்க நீங்கள் படங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியப்படுத்துங்க ஒருவேளை நீங்கள் வந்து பார்ப்பதை நிறுத்திருக்கீங்க ஆனால் இந்த சமுதாயம் இல்லை தெரிஞ்சவங்க ஒரு ப்ரெஷர் பண்ணி அந்த படம் பார்த்துட்டிங்களா அந்த படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு உங்களை பார்க்க வச்சாங்களா அப்படின்னு தெரியப்படுத்துங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினசரி பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும்